நான் இது வரைக்கும் எவ்வளோ பொருட்களை கண்டுபிடிச்சிருக்கேன் நான் கண்டுபிடிச்ச எல்லா பொருட்களும் மக்கள் பயன்பாட்டுக்காக தான் ஆனால் இந்த ஒரு கண்டுபிடிப்பை மட்டும் இனிமேல் யாரும் எப்பவும் எதுக்காகவும் பயன்படுத்தக்கூடாது அம்முகுண்டே இன்னொரு கை நீட்டுறா டார்கெட் சென்னை மதுரை கோயம்புத்தூர் நீ பண்ணுறது இல்லீகல் உனக்கும் தெரியும் உன் கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியும் என்னால் தப்பாக பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இவனை விட்டா மொத்த பிளானையும் கெடுத்துடுவான் நீ கண்டுபிடிச்ச பொருளை டெஸ்ட் பண்றதுக்கு இதான் நேரமா இங்க ஆகாயத்துக்கு ராக்கெட் விடவும் விஞ்ஞானி இருக்கான் ஆழ்துளை கிடத்துல உண்ட குழந்தை தூக்கத்துக்கும் விஞ்ஞானி இருக்கான் ஆனா அதை அங்கீகரிக்கிறதுக்கான அறிவு தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பத்தில் வீண் முயற்சி மாதிரி தான் தெரியும் ஆனால் இதே பையன் சக்ஸஸ் பண்ணிட்டான்னா நம்மளே விடாமுயற்சின்னு பாராட்டுவான்